ஐராவதம் யானைகளின் அரசன் ஐராவதம் வெள்ளை யானை மற்றும் யானைகளின் ராஜா கடவுள் இந்திரனின் மலை புராணத்தின்படி பாட்கடலை கரைக்கும் சமுத்திரமந்தனின் செயல்பாட்டின் போது ஐராவதம் நீரில் இருந்து தோன்றியது அவரது பெயர் ஐராவத் என்ற வார்த்தையிலிருந்து உருவானது இது நீரிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட ஒருவரை குறிக்கிறது இவரது மனைவி அபாரம்மு இராமாயணத்தில் ஐராவதத்தின் தாய் ஐராவதி மதங்களிலாவின் கூற்றுப்படி கருடன் குஞ்சு பொறித்த முட்டை ஓட்டின் இரண்டு பகுதிகளுக்கு மேல் பிரம்மா ஏழு புனித பாடல்களை பாடியபோது அவர் பிறந்தார் அதைத் தொடர்ந்து வலதுபுறத்தில் ஐராவதம் உட்பட எட்டு யானைகளும் இடதுபுறத்தில் இருந்து எட்டு யானை குட்டிகளும் தோன்றின ஐராவதம் பின்வரும் பெயர்களாலும் அறியப்படுகிறது அர் மாதங்கா மேகங்களின் யானை நாக மல்ல சண்டையிடும் யானை அர்கசோதரன் சூரியனின் சகோதரன் அவரது பெயர்களில் ஒன்று மேகங்களை பின்னுபவர் அல்லது பிணைப்பவர் என்று பொருள்படும் எனவே யானைகள் மேகங்களை உருவாக்கும் திறன் கொண்டவை என்ற கட்டுக்கதை இந்திரன் விருத்திரனை தோற்கடித்தபோது ஐராவதம் தனது தும்பிக்கையால் நீர் நிறைந்த பாதாள உலகத்தை அடைந்தது தண்ணீரை உறிஞ்சி மேகங்களில் தெளித்தான் இந்திரன் பின்னர் குளிர்ந்த நீரை மழையாகப் பொழிந்தான் அதன் மூலம் வானத்தின் நீரை பாதாள உலகத்துடன் இணைத்தான் விஷ்ணு புராணத்தின்படி ஐராவதம் நான்கு தந்தங்கள் ஏழு தண்டுகள் மற்றும் தூய வெள்ளை நிறத்தில் உள்ளது பிருத்துவால் அனைத்து யானைகளுக்கும் அரசனாக்கப்பட்டான் திசைகாட்டியின் நான்கு கார்டினல் மற்றும் நான்கு இடைநிலை எட்டு புள்ளிகளுக்கு தலைமை தாங்கும் எட்டு காவல் தெய்வங்களில் ஒவ்வொன்றின் மலையையும் யானை குறிக்கிறது அவை கிழக்கு இந்திரன் தென்கிழக்கு அக்னி தெற்கு யமா தென்மேற்கு சூர்யா மேற்கு வருணா வடமேற்கு வாயு வடக்கு குபேரன் வடகிழக்கு சோமா இந்த ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு யானை உள்ளது அது ஒதுக்கப்பட்ட காலாண்டின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பில் பங்கேற்கிறது பகவத்கீதையில் ஐராவதத்தை பற்றிய குறிப்பு உள்ளது குதிரைகளில் எண்ணெய் அமிர்தத்தில் பிறந்த உச்சைஸ்ரவஸ் என்று அறிக பிரபு யானைகள் ஐராவதம் மற்றும் மனிதர்கள் மன்னர் பத்து புள்ளி இரண்டு ஏழு மற்றொரு சுவாரஸ்யமான கட்டுக்கதை என்னவென்றால் அனைத்து யானைகளுக்கும் ஆரம்பத்தில் இறக்கைகள் இருந்தன அவை வானத்தில் பறக்க முடியும் ஒருமுறை ஒரு முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்த மரத்தின் மீது பறக்கும் யானை ஒன்று கடுமையாக இறங்கியது மரத்தின் கிளைகள் முறிந்தது தங்கள் இறக்கைகளை இழந்துவிடும் என்று அனைத்து யானைகள் மீதும் சாபம் இட்ட முனிவரை தொந்தரவு செய்தது தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள தாராசுரத்தில் ஐராவத லிங்கத்தை வழிபட்டதாக நம்பப்படும் கோயில் உள்ளது அதன் பிறகு ஐராவதேஸ்வரர் என்று பெயர் அரிய திராவிட சிற்பங்கள் மற்றும் கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த கோவில் இரண்டாம் ராஜராஜ சோழனால் ஆயிரத்து நூற்று நாற்பத்தாறு முதல் எழுபத்து மூன்று வரை கட்டப்பட்டது இக்கோயிலில் ஐராவதத்தால் வழிபட்டதால் சிவபெருமான் இங்கு ஐராவதேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் துர்வாச முனிவரின் சாபத்தால் நிறம் மாறிய நிலையில் ஐராவதம் கோயிலின் புனித நீரில் நீராடி தனது நிறங்களை மீட்டெடுத்தார் இந்த செயலின் நினைவாக ஐராவதத்தின் உருவம் அமர்ந்திருக்கும் இந்திரனுடன் உள்ள ஒரு சன்னதியில் காணப்படுகிறது மரணத்தின் அரசனான யமனும் இங்கு சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது மேலும் ஒரு ரிஷியின் சாபத்தால் அவதிப்பட்ட யமனின் உடல் முழுவதும் எரியும் உணர்வு ஏற்பட்டது மேலும் ஐராவதேஸ்வரர் கடவுளால் குணப்படுத்தப்பட்டார் யமன் அந்த புனிதத் தொட்டியில் நீராடினார் அது அவரை எரியும் உணர்வை போக்கியது அன்றிலிருந்தது அந்த தொட்டி யமதீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது ஐராவதம் தாய்லாந்தில் இரவான் என்று அழைக்கப்படுகிறது அங்கு அவர் மூன்று மற்றும் சில நேரங்களில் முப்பத்து மூன்று தலைகள் கொண்ட பெரிய யானையாக சித்தரிக்கப்படுகிறார் அவர் லான் சாங்கின் பழைய லாவோ இராச்சியம் மற்றும் லாவோஸின் பண்டைய இராச்சியத்துடன் தொடர்புடையவர் அவர்களின் அரச கொடியில் படம் பிடிக்கப்பட்டுள்ளது வெள்ளை யானையை புனித தெய்வமாக வழிபடுவது பர்மா உட்பட ஆசியாவின் சில பகுதிகளில் பரவலாக நடைமுறையில் உள்ளது இந்திரனின் வாகனமாக இருக்கும் ஐராவதம் புராணங்களில் இந்திரனின் வாகனமாக இருக்கும் ஐராவதம் என்ற வெள்ளை யானை திருப்பாட்கடலை கடையும் போது சமுத்திரத்தில் இருந்து வெளிப்பட்டது என்றே கூறப்பட்டுள்ளது இந்து மதத்தை சிறப்பிக்கும் வகையிலும் வேதங்கள் மற்றும் உபநிடதங்களை கதையாக புரிந்து கொள்ளும் வகையிலும் உருவாக்கப்பட்டவைதான் புராணங்கள் இவற்றிலும் பதினெட்டு மகா புராணங்கள் பதினெட்டு உப புராணங்கள் உள்ளன பெரும்பாலான புராணங்களில் இந்திரனின் வாகனமாக இருக்கும் ஐராவதம் என்ற வெள்ளை யானை திருப்பாட்கடலை கடையும் போது சமுத்திரத்தில் இருந்து வெளிப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது இன்னும் சில புராணங்கள் வேறு ஒரு கதையையும் சொல்கின்றன அதன்படி மண்ணால் ஒரு உருண்டையை செய்த பிரம்மதேவன் அதன் மீது சில மந்திரங்களை பிரயோகித்தார் அந்த மண் உருண்டையை தேவலோகத்தில் இருந்த அதிதி என்ற பெண் சாப்பிட்டு விட்டாள் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின் அந்த உருண்டை அதிதியிடம் இருந்து வெளிப்பட்டது இரண்டாக பிரிந்த அந்த உருண்டைக்கு பிரம்மன் உருவம் தந்து உயிர் கொடுத்தார் ஒன்று ஐராவதம் என்ற ஆண் யானையாகவும் மற்றொன்று அபுரம்மு என்ற பெண் யானையாகவும் மாறின இந்த இரு யானைகளும் வெள்ளை நிறத்துடன் நான்கு தந்தங்களை கொண்டிருந்தன அதோடு அவற்றுக்கு இறக்கைகளும் இருந்தது இந்த யானைகளுக்கு துணையாக மேலும் ஏழு ஜோடி யானைகளை பிரம்மதேவன் படைத்தார் அந்த எட்டு இணைகளும் எட்டு திசைகளையும் காத்து நிற்பதாக சொல்லப்படுகிறது இவை அஷ ததிக்கஜங்கள் என்று அழைக்கப்படுகின்றன அவை நட்சத்திரக்குறி ஐராவதம் அபுரம்மு கிழக்கு நட்சத்திரக்குறி அஞ்சனன் அஞ்சனாவதி மேற்கு நட்சத்திரக்குறி சர்வபௌமான் சுப்ரதந்தி வடக்கு நட்சத்திரக்குறி வாமனன் அங்கனா தெற்கு நட்சத்திரக்குறி புண்டரீகன் கபிலா தென்கிழக்கு நட்சத்திரக்குறி புஷ்பதந்தன் தமரகர்ணி வடமேற்கு நட்சத்திரக்குறி சுப்ரதீன் அனுபமா வடகிழக்குலா குமுதன் வெங்கலா தென்மேற்கு ஐராவதம் இந்திரனின் வான சவாரியை குறிக்கிறது இதனால் ஆட்சி செய்யும் சக்தியை குறிக்கிறது அமைதியும் செழுமையும் இந்த நிறுவப்பட்ட சக்தியின் விளைவுகளாகும் மிகவும் வணங்கப்படும் தெய்வங்களில் ஒன்றான விநாயகப் பெருமானும் யானையுடன் தொடர்புடையவர் அவர் யானை முகத்துடன் கஜானனா என்று பிரபலமாக அறியப்படுகிறார் ஐராவதத்தின் பிறப்பு இந்து மத நூல்களில் ஐராவதம் ஒரு கரையற்ற வெள்ளை யானையாகச் சித்தரிக்கப்படுகிறது நீரிலிருந்து எழும் யானைகள் அனைத்திற்கும் இவரே முற்பிறவி ஐராவதத்தின் தோற்றம் குறித்து பல புராணக் கதைகள் உள்ளன பண்டைய எழுத்துக்களின் ஒரு பதிப்பின்படி ஐராவதம் கடவுளர்கள் மற்றும் அசுரர்கள் அசுரர்களால் கடலில் இருந்து தோன்றியது கடல் கலக்கத்தின் போது தோன்றிய பதினான்கு நகைகளில் இவரும் ஒருவர் பகவான் விஷ்ணு மற்றும் அசுர மன்னன் பலியிடம் அனுமதி கோரிய பிறகு மன்னர் இந்திரன் ஐராவதத்தை தனது வான வாகனமாக ஏற்றுக்கொண்டார் ஐராவதம் இந்திரனின் ஸ்வர்க்கத்தின் காவலரும் கூட மாதங்களிலாவின் கூற்றுப்படி பிரம்மா ஒரு நாள் தங்க முட்டையின் முன் பிரம்மாண்டத்தில் எல்லையற்ற பிரபஞ்சம் புனித வேத பாடல்களை பாடினார் முதலில் கருடன் பிறந்தார் மற்ற பாதியில் இருந்தது ஐராவதம் ஏழு யானைகளுடன் வெளிப்பட்டது கார்டினல் புள்ளிகளை காக்கும் எட்டு தெய்வங்கள் இந்த எட்டு ஆண் யானைகளின் மீது அமர்ந்துள்ளன அவை ஒவ்வொரு மண்டலத்தையும் பாதுகாக்க பயன்படுத்தப்பட்டன அதன் பிறகு யானை சகோதரர்கள் உலகின் எட்டு திசைகளின் காவலர்களாக ஆனார்கள் ஐராவதம் அவரது முதன்மை மற்றும் தனித்தன்மையின் காரணமாக கிழக்கின் புரவலர் ஆனார் அரசன் பிரிது முதல் புனித ஆட்சியாளர் விஷ்ணுவின் அவதாரம் என்று கருதப்படுகிறார் அவரை அனைத்து யானைகளின் ராஜாவாக அறிவித்தார் பெயரிடல் சமஸ்கிருதத்தில் ஐராவதம் என்பது நீர் ஜல் என்ற வார்த்தையின் மூல வார்த்தையால் ஆனது ஐராவதம் பாட்கடலின் நீரைக் கலக்கும் போத்து எழுந்ததால் அவருக்கு ஐராவதம் என்று பெயர் ஐராவதத்தின் மற்ற பெயர்கள் அப்பிரமாதங்க மேகத்தை உண்டாக்குபவர் நாகமல்லா போரில் கலந்து கொள்பவர் அர்கசோதரன் சூரியனின் சகோதரன் இரவான் தாய்லாந்தில் ஸ்வேதாஸ்தி வெள்ளை நிறத்தில் இருப்பவர் கஜ்ரக்ராணி யானைகளின் அரசன் திருமணம் மற்றும் சந்ததியினர் இந்து இதிகாசமான இராமாயணத்தின்படி ஐராவதம் அபாரமு என்ற பெண் யானையை மணந்தார் அவரது முதல் சந்ததியினரின் வெள்ளை இறக்கைகள் கொண்ட யானைகள் பறக்க முடிந்தது ஆனால் முனிவர்கள் அவர்களை சபித்தனர் அதனால் அவர்கள் பறக்கும் திறனை இழந்தனர் ஆனால் இந்தியாவில் வெள்ளை யானைகள் வானத்தில் வெள்ளை மேகங்களை உருவாக்குகின்றன என்று மக்கள் இன்னும் நம்புகிறார்கள் தோற்றம் ஐராவத யானை இந்து நூல்கள் மற்றும் புராணங்களின்படி ஐராவதம் நான்கு தந்தங்கள் மற்றும் ஏழு தண்டுகளுடன் பிறந்தார் அவர் அழகான வெள்ளை ஐராவதம் பத்து தந்தங்கள் ஐந்து தண்டுகள் மற்றும் பத்து பட்களுடன் பிறந்ததாக சில புராணங்கள் கூறுகின்றன ஒவ்வொன்றும் பத்து திசைகளை குறிக்கும் அவருக்கு மூன்று அல்லது ஐந்து தலைகள் இருந்தன ஆனால் இன்னும் அவர் மிகவும் சாதாரணமாக இருந்தார் இராமாயணத்தில் ஐராவதம் இராமாயணத்தின்படி ஐராவத தாயின் பெயர் ஐராவதி எனவே அவருக்கு ஐராவதம் என்று பெயரிடப்பட்டது ஜாம்பவான் அல்லது ஜாம்பவத் பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான புனித கரடி ராமர் வனவாசத்தின் போது அன்னை சீதையை கண்டுபிடிக்க ராமருக்கு உதவுவதற்காக ஹனுமானின் வாளை ஐராவதத்தின் உடற்பகுதியுடன் ஒப்பிட்டார் மகாபாரதத்தில் ஐராவதம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் அறிவுரை கூறும்போது அவர் தன்னை குதிரைகளின் உச்சேஸ்ரவன் என்றும் யானைகளின் ஐராவதம் என்றும் வர்ணித்தார் பீஷ்மபர்வாவின் கூற்றுப்படி ஆரியவர்த்தாவின் வடக்கு பகுதிக்கு குரு என்பதற்கு பதிலாக ஐராவதம் என்று பெயரிடப்பட்டுள்ளது மகாபாரதத்தின்படி ஒரு நாள் வேதவியாச முனிவர் திருதராஷ்டிரனை சந்தித்தபோது அவரது ராஜ்யத்தின் செல்வத்தையும் புகழையும் தக்க வைத்துக் கொள்வதற்கான பரிகாரம் பற்றி அவரிடம் சொல்லும்படி வேத வியாசரிடம் கேட்டார் கஜலட்சுமியை வழிபடுவது பற்றி மன்னனிடம் விளக்கிய முனிவர் அதில் ஐராவத யானையை வழிபடுவதன் முக்கியத்துவத்தை கூறினார் அப்போது திருதராஷ்டிரனின் மனைவியான காந்தாரி நகரின் புகழ்பெற்ற பெண்கள் அனைவரையும் ஐராவத யானையை வணங்க அழைத்தாள் இருப்பினும் அவள் பாண்டவர்களின் தாயான குந்தியை அழைக்கவில்லை தங்கள் தாய் மனமுடைந்து இருப்பதைக் கண்டு அர்ஜுனன் தனது ஆயுதத்தை பயன்படுத்த சொர்க்கத்திலிருந்து ஐராவதம் யானையிடம் வந்தான் காந்தாரியின் அரண்மனையில் கூடியிருந்த பெண்கள் அனைவரும் குந்தியின் அரண்மனைக்கு வந்து ஐராவத யானையை வணங்கினர் இந்த வழியில் ஐராவதம் அர்ஜுனன் தனது தாயின் மரியாதையை காப்பாற்ற உதவியது பெருங்கடல் கலப்பு மற்றும் ஐராவதம் துர்வாச முனிவர் இந்திரனுக்கு மனம் கமழும் மலர் மாலையை பரிசாக கொண்டு வந்தார் ஆனால் இந்திரன் இந்த பரிசை கவனிக்க முடியாத அளவுக்கு குடிபோத்தையில் இருந்தான் அவர் மாலையை ஐராவதத்தின் தும்பிக்கையில் சிறிது நேரம் தொங்கவிட்டார் பின்னர் அவர் அதை தரையில் எரிந்து தனது கால்களால் மிதித்தார் இந்த அவமரியாதை காட்சியால் ஆத்திரமடைந்த துர்வாசர் இந்திரன் தனது சிறப்பையெல்லாம் இழந்துவிடுவார் என்று சபித்தார் அதே நேரத்தில் லட்சுமி தேவி அமராவதியிலிருந்து மறைந்தாள் உலகில் இருள் இறங்கியது எல்லாமே பலனற்றதாகவும் மகிழ்ச்சி அற்றதாகவும் ஆகிவிட்டன வருந்திய தேவர்கள் விஷ்ணுவிடம் வந்து லக்ஷ்மி ஆதிகால பார்க்கடலில் கரைந்து விட்டதால் சமுத்திரத்தை கலக்கினால்தான் அவளை திரும்ப கொண்டு வர முடியும் என்று கூறினார் இதனால் கடல் கலக்கம் கடவுள்கள் மற்றும் அசுரர்களின் ஈடுபாட்டுடன் தொடங்கியது ஜைன மதத்தில் ஐராவதம் ஐராவதம் இந்து மதத்தில் மட்டுமல்ல ஜைன மதத்திலும் சித்தரிக்கப்பட்டுள்ளது ஜைன புராணத்தின்படி ரிஷபதேவா விஷ்ணுவின் இருபத்து நான்காவது அவதாரம் அல்லது அவதாரம் மற்றும் ஜைன மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் பிறந்த போது கி